வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் எக்ஸ்பைரி டே இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டவுனில் தான் வந்து இருக்குது அப்படி டவுனில் இருக்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அதோட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டலினுடைய கலரும் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து செல் கால் இருக்குது அதே மாதிரி ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டுன்றனால நமக்கு கேண்டில்ஸ் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நம்ம சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன என்ன கால்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலான்னு அதுவே என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துரும் thirty five thousand eight ninety டூன்னு அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு ரெண்டு டார்கெட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine eighty two point sixty வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இப்போ ப்ரீவியஸாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்க எப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு காலே இந்த பை கால் தான் ஆக்சுவலி இந்த செல் கால் வந்து ப்ரீவியஸ் டேயே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஒரு டூ ஃபார்ட்டி போல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி நைனில் அப்போ ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு three o'clock three ten வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் செல்லிங் ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கிச்சு அதில் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா market thirty six thousand twenty வரைக்கும் வந்துட்டு அடுத்து இன்றைக்கும் அந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆகிட்டு இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லெவன் ஃபார்ட்டி வரைக்கும் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு இறங்குச்சு இல்லாட்டினா மார்க்கெட் அப்படியே அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் ஆச்சு பட் பெருசாக மேலே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலை அப்படி நமக்கு மார்க்கெட் மூமெண்ட் சேஞ்ச் ஆனது நல்ல ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட்லாம் கொடுத்ததுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் கொடுத்துச்சு ஸோ அதில் தான் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு thirty five thousand eight ninety டூவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அதே மாதிரி ஒரு வீக்லி ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷனும் ஷோ பண்ணுறோம் thirty five thousand five hundred option show பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லையும் இது எப்படி வந்து இதில் கால்ஸ் வந்து வருதுன்ட்டு இப்போ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேல் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி thirty five thousand nine ninety வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு almost thirty six thousand range வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு லெவன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆன பை கால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சு இந்த இன்பிட்வீன் தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த பையிங் ரேஞ்சை டச் பண்ணிகிட்டே இருந்துச்சு டுவெல் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பை ரேஞ்சை டச் பண்ணிகிட்டே இருந்துச்சு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் கொஞ்சம் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு அந்த மூவ்மெண்ட்டில் தான் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் வேணாலும் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் வந்து கேண்டில் கலரை பார்த்தே நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சோம் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand five hundred call option three ஃபோர்டீனில் பைக்கால் சொல்லி வந்திருக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் டுவெண்ட்டி கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது நாங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து டேரக்ட் ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அதே ஃபியூச்சரை பார்த்து நீங்களே ஓனாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆப்ஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ